at that big stick you've got. You're a good boy. Oh no! Hey, Are you excited? Um, excuse me. Hiya yo! Hi, Mommy. Hi. Hi. Bloody bugger. Building strong base மட்டும் கொஞ்சம் வீக் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே வழி அவங்கடி பீட்டு சிரிக்கலாம் <laughs> எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் Wake up, it's time for school. Come on, man. டேய் டேய் டேய் சோழமுத்தா போச்சா என்ன திட்டுவேன் நீ அவையா யாராவது எதுக்கு இருக்கேன் பேசப்படாது I am speaking, no grass speaking. Sit down. You mean best lad? Too much! Three much! What are you guys doing? Give respect, take respect, okay? Oh, what is going on, Blue? What are you doing, Blue? What's get up? Come on, get up. There they go. ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற rascal Please don't tell me you like that. Are you yo? Shut up and believe in nonsense goes to Billy, Billy, come on! Come on, Billy! Billy! hey, hey, hey, mister அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடக்கிட்டே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத Shut up your mouth ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ Alright, they're gonna go for the water. Teddy, you going in? Good morning, officer. Come on Daddy Come w h l t What? Like it? w h l t